ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இமேஜஸில் இருக்கும் பிம்பிள்ஸை எப்படி ஒன்லி த்ரீ மினிட்ஸில் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ப்ரிவியூலையே பார்க்கலாம் அந்த இமேஜில் இருக்கும் பிம்பிள்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிருக்குன்னு இதை நம்ம பிக்ஸாட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சு தான் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட பிக்ஸாட் இல்லைன்னா கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பிக்சாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் பிம்போஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரீடச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் கேட்கும் அந்த சைஸில் உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைன்டீன் வச்சுருக்கேன் அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபிக்ஸில் வந்து ஹண்ட்ரட் சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபேஸு ஸ்மூத்தாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் திரும்பி ஒரு தடவை கிளிக் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க போது வந்து டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டூல்ஸ் ஆப்ஷனில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம் கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் வர மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டிக் கொடுத்துட்டு அதே ரோலையே கீழே கிளாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளாரிட்டியும் ஒரு டுவெண்ட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பிரைட்னஸ்ஸை ஒன்லி டூ மட்டும் வைங்க இல்லைன்னா ரொம்ப பிரைட்டாகி ஒரு மாதிரி தெரியும் அப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க சைடில் அவ்வளோதான் நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே ஓரத்தில் இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கேலரிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் ரொம்ப சிம்பிள் தான் பிக்சாட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடிட் பண்ணலாம் அதெல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்